ஹலோ ஒரு ஸ்டோரி நமக்கு பிடிச்சிருந்தா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தா தொடர்ந்து அந்த ஸ்டோரியை கேட்க ஆரம்பிப்போம் இன்னும் அந்த ஸ்டோரியில் கியூரியாசிட்டி அதிகமான ஸ்டோரியை பற்றி நிறைய விஷயங்கள் தேட ஆரம்பிப்போம் அந்த மாதிரி நேற்று எம்ஜி ஆம் ஃப்ரம் அனதர் பிளான்ட் சொல்லி ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணியிருந்தார் அந்த வீடியோ ரொம்ப கியூரியாசிட்டி டெவலப் பண்ணதுனாலையும் இது பேரல் யூனிவர்ஸ்ன்ற ஒரு கான்செப்டா வச்சு பேசியிருந்ததுனாலையும் என்னதான் இருக்கு அந்த விஷயத்தை சொல்லி நிறைய தேடும் போது அவர் சொன்னதை விட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்த நான் கண்டுபிடிச்சேன் அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சது தான் இந்த வீடியோ நான் முதல்ல என்னோட இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி சொல்கிறதுக்கு முன்னாடி எம்ஜி என்ன சொன்னார் என்ன அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்காக கியூரியாசிட்டி டெவலப் பண்ணிச்சுன்னு பார்த்தா தான் என்னோட ஸ்டோரியை சொல்லும் போதும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதாவது நைன்டீன் ஃபிஃப்டி ஃபோர் ஜப்பான் ஏர்போர்ட்டில் ஒரு மனுஷன் வந்து இறங்குறாரு அங்கேருந்து அவர் கண்ட்ரிக்குள்ளே அலோவ் பண்ணணும் அப்படின்னா அவரோட பாஸ்போர்ட்டில் ஸ்டாம்ப் பண்ணி அவர் அலோவ் பண்ணணும் ஸ்டாம்ப் பண்ணும்போது தான் ஒரு விஷயத்தை செக் பண்ணுறாங்க அப்போது ரிபப்ளிக் ஆஃப் டர்க் அப்படின்ற ஒரு வார்த்தை போட்டிருக்கு அவரோட அவர் ஒரு கண்ட்ரியோட பேர் டர்க் அப்படின்ற வார்த்தை போட்டிருக்கு இந்த மாதிரி ஒரு கண்ட்ரி நம்ம கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட ஒரு சின்ன குயரி வைக்கிறாங்க அவரை தனியாக ஒரு இடத்துக்கு கூட்டு போய் சார் இந்த மாதிரி ரிபப்ளிக் ஆஃப் டர்க்ன்ற கண்ட்ரி நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லை உங்ககிட்ட வேற ஏதாவது ப்ரூஃப்ஸ் இருக்கான்னு கேட்கும்போது அவரோட லைசன்ஸ்ல இருந்து மற்ற எல்லா ப்ரூஃப்ஸையும் கொடுக்குறாரு எல்லா ப்ரூஃப்ஸும் அந்த ரிபப்ளிக் ஆஃப் டர்க்ன்ற மாதிரியே இருக்கு உடனடியாக அந்த மனுஷன் ரொம்ப கோவப்படுறாரு என்ன இது மாதிரி எப்போ வந்தாலும் இது செக் பண்றீங்க எரிச்சல் விட்டுற மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லும்போது சாரி சார் உங்களோட சுச்சுவேஷன் புரியுது இருந்தாலும் ரிபப்ளிக் டர்க்ன்ற வார்த்தை நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லை ஒருவேளை இது புது கண்ட்ரியாக இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம் கொஞ்சம் செக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்கன்னு சொல்லும்போது அவர் உடனே கோவப்படுறாரு ஆயிரம் வருஷமா என்னோட கண்ட்ரி அங்கேயே தான் இருக்கு நீங்க ஏதோ புதுசா கேட்குறீங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு கோவம் வர ஆரம்பிச்சது ஆயிரம் வருஷமா இதுக்கு முன்னாடி மன்னராஜ் தான் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சு இந்த மாதிரி ஒரு கண்ட்ரின்னு எப்பவுமே ரெகனைஸ் பண்ணது இல்லையா அப்படின்னு சொல்லி அவங்க கோவமா கேட்கும்போது நான் இதுக்கு மேல என்ன மேப்பையா காட்ட முடியும் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு டக்குனு ஒரு ஐடியா கிடைக்குது சரி அப்போ மேப்பை எடுத்துட்டு வாங்க சார்ட்ட கேட்போம்னு சொல்லி மேப் எடுத்துட்டு வந்து எந்த இடத்துல உங்க கண்ட்ரி இருக்கு சார் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும் பார்க்கும்போது அவர் காட்டின இடம் ஃப்ரான்ஸ்னு இருக்கு அவருக்கே பெரிய ஆச்சரியமா இருக்கு இல்லை இது என்னோட கண்ட்ரி தான் டாக்கு எப்படி பிரான்ஸ்னு பேர் மாதிரி இருக்குன்னு எனக்கு புரியல அப்படின்னு சொல்லும்போது இல்லை சார் இது பிரான்ஸ் தான் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க என்னோட ஹையர் அஃபிஷியல்ஸ் வருவாங்க நாளைக்கு காலையில் கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்கள் கண்ட்ரியை அலோவ் பண்றோம் அது வரைக்கும் கண்ட்ரிக்குள்ளே அலோவ் பண்ண முடியாதுன்னு சொல்லும்போது அவர் ரொம்ப கோவப்படுறாரு கோவப்பட்டு ஃப்ரான்ஸ் என்ன தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க இல்லை சார் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லும்போது சரி ஓகே நான் என்னோட கண்ட்ரி எம்பசிட்டே பேசணும் அப்படின்னா அதாவது நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒரு எம்பசி இப்போ அமெரிக்காவோட எம்பசி நம்ம இந்தியாவில் இருக்கணும் அந்த மாதிரி எம்பசிட்ட பேசணும்னு சொல்லும்போது டார்க்கோட எம்பசி இங்கே இல்லையே எப்படி சார் பேச முடியும்னு சொல்லும்போது சரி ஓகே அந்த இடத்துல ஸ்பெயினோட எம்பசிட்டே நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்பெயின்ற வார்த்தை நோட் பண்ணிக்கோங்க பின்னாடி என்னோட ஸ்டோரி சொல்லும்போது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸ்பெயினோட எம்பசிட்ட பேசணும்னு சொல்லும்போது இவங்க கூப்பிட்டு சரி ஓகே சார் நாளைக்கு காலைல பேசலாம்னு சொல்லிட்டு இவங்க எம்பசிட்ட கூப்பிட்டு சொல்றாங்க இந்த மாதிரி ஒருத்தன் டாக்குன்னு சொல்லி ஒரு ரிபப்ளிக் கண்ட்ரி இருக்குன்னு சொல்லி வந்திருக்கான் எனக்கு அவன் பைத்தியம் மாதிரி இருக்கு அவன் பேசுறதெல்லாம் நான் என்னன்னு விசாரிக்கிறேன் நாளைக்கு காலைல முடிஞ்சா நீங்களும் பேசுங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் அவனை என்கொயரி பண்ணுறதுக்காக அந்த ஆஃபீஸர்ஸ் எல்லாரும் வராங்க வந்து அந்த தர அறையை திறந்து பார்க்கும்போது அந்த man a man of dog அந்த இடத்துல இல்லை வெறும் அறை மட்டுமே இருக்குது வெளியே ரெண்டு போலீஸ் ஆஃபீஸர் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக போட்டிருந்த நேரத்துலையும் ஆனால் அந்த ரெண்டு பேரை தாண்டி அவன் ஓடி இருக்கவும் சான்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அந்த மனுஷன் எப்படி மறைஞ்சு போனான்றது தான் பெரிய கேள்விக்குறியாக இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தாரு அதுக்கு ஒரு விளக்கமும் சொல்லியிருந்தாங்க இது வந்துட்டு பேரலர் யூனிவர்ஸோட ரெஃப்ளெக்ஷன் அதாவது நம்ம மாதிரியே நம்ம புவி மாதிரியே வேற ஒரு யூனிவர்ஸும் இருக்கு அந்த யூனிவர்ஸ்ல இருந்த ஒருத்தன் தான் தன்னோட கனவுல அங்கேருந்து டிராவல் பண்ணி இங்கே வந்திருந்தான் இங்கே வந்து அவன் டிராவல் பண்ணது எல்லாமே அவன் அவனோட யூனிவர்ஸ்ல நடந்த விஷயம் தான் அவனோட கனவுல இருந்து அவன் முழிச்சுக்கிட்டப்போ அவன் வேற ஒரு ரூம்ல வேற ஒரு இடத்துல எழுந்து அவனோட வேற ஒரு வேலையை பார்க்க போயிட்டான் ஸோ இது எல்லாமே வந்துட்டு பேரலர் யூனிவர்ஸ்ல நடந்த இந்த கிளீச் அப்படின்னு சொல்லி எம்ஜி சொல்லியிருந்தாரு இந்த விஷயத்த ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு உண்மையிலே இந்த பேரல யூனிவர்ஸ் அதாவது நான் இப்போ பேசிகிட்டு இருக்க மாதிரி என்ன மாதிரி ஒருத்தன் எங்கேயாவது ஒரு இடத்துல நான் பேசுறத கூட கேட்டுட்டு இருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் இல்லை என்ன மாதிரியோ ஒருத்தன் இந்த மாதிரி ஒரு வீடியோவை மேக் பண்ணிட்டு இருக்கலாம்னு சொல்கிற மாதிரி கெஞ்சி சொல்லியிருந்தாரு இப்போ இந்த இன்ட்ரெஸ்டிங் இன்னும் ரொம்ப அதிகமாக நிறைய கூகுள் பண்ணி பார்த்தேன் அப்போ தான் லரினா கிராசியா கார்டன் அப்படின்ற ஒரு பொண்ணை பற்றி தெரிஞ்சு வச்சு லூசி இந்த பொண்ணு July sixteen two thousand eighteen சமீபத்தில் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம் ஸ்பெயினில் அதாவது அந்த அவர் சொன்ன அந்த எம்பசி ஸ்பெயின் எம்பசிட்ட பேசணும்னு சொன்னால அதே மாதிரி இந்த பொண்ணு கதை நடக்கிறது எம்பசியில் அதாவது ஸ்பெயினில் தான் ஸ்பெயினில் இந்த பொண்ணு July sixteen two thousand eight அதுக்கு முதல் நாள் வரைக்கும் அந்த பொண்ணோட வாழ்க்கை நார்மலாக தான் இருந்திருக்கு அடுத்த நாள் அந்த சிக்ஸ்டீன்த் காலையில் எழுந்திருக்கும் போது தான் எல்லாமே வித்தியாசமாக இருந்திருக்கு அந்த பொண்ணு தூங்கி எழும்போது அந்த பொண்ணோட பிளாங்கெட் கலர்ஸ் எல்லாமே மாறி இருக்கு பெட்ஷீட்டை பார்க்கும் போது என்னடா நேற்று ராத்திரி வேற கலரில் இருந்துச்சு இப்போ வேற கலரில் இருக்குன்னு சொல்லி ரொம்ப நேரமாக அந்த பொண்ணு திங்க் பண்ணியிருக்கா அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் ஒருவேளை நம்ம தான் தப்பாக திங்க் பண்ணுறோம் ராங்காக திங்க் பண்ணுறோம் இந்த பிளாங்கெட் இந்த பெட்ஷீட் வந்து இந்த கலரில் இருந்துச்சு இப்போ வேற கலரில் இருக்குன்னு சொல்லி நம்மளே திங்க் பண்ணிருக்கோம்னு சொல்லி அடுத்து அவள் குளிச்சுட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்ப ரெடி ஆகிறான் அவள் இருக்கிற ஏரியா ரொம்ப க்ரௌடடான ஏரியா அந்த ஏரியாவிலேருந்து அவள் ஆஃபீஸ்க்கு போகணவே நியர்லி கிட்ட த்ரீ ஹவர்ஸ் கிட்ட ஆகும் அங்கேருந்து வெளியே வந்து பார்க்குறா யாருமே இல்லை ஏரியாவே ரொம்ப அமைதியாக இருக்குது ரொம்ப ரிமோட் பிளேஸ் மாதிரி இதுவும் அவளுக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்குது என்னடா எப்போவுமே நம்ம ஏரியா க்ரௌடாக இருக்குமே எந்த கூட்டமும் இல்லாமல் இருக்கே அப்படின்னு சொல்லி அங்கேருந்து ஆஃபீஸ்க்கு தன்னோட கார் எடுத்துகிட்டு போகிறா ஆஃபீஸ்க்கு போய் ஆஃபீஸ்க்குள்ள நுழைஞ்சோடனே இன்னொரு பெரிய அதிர்ச்சி அங்கே இருக்குது என்னென்னா அங்கே வந்துட்டு அவளோட சீட்டில் வேற ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்க அதாவது அந்த ஆஃபீஸ்க்கு அவள் தான் பாஸ் பட் ஆனால் அவரோட சீட்டில் வேற யாரோ ஒரு ஆள் உட்காந்துருக்காங்க அவளுக்கு தெரியாத ஒரு ஆள் இதை பார்த்தோன்னா இன்னமுமே அவருக்கு பெரிய அதிர்ச்சி பெரிய ஷாக் ஆகுது என்னடா நம்மளோட சீட்டில் வேற ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்களே என்ன தப்பு பண்ணும் ஒரே இடத்துல எல்லாமே மாறி போச்சுன்னு சொல்லி எதுவுமே புரியாமல் ஒரு இடத்த பிடிச்சி உட்கார உட்காந்து தன்னோட லேப்டாப் ஓப்பன் பண்ணி தான் நடந்திருக்கும் ஒருவேளை நமக்கு மெயில் வந்திருக்குமா நம்ம வந்துட்டு நம்ம பாஸை இருந்து ப்ரமோட் பண்ணி வேற ஏதாவது பண்ணிட்டாங்கன்னு செக் பண்ணி பார்ப்போம்னு சொல்லி மொபைல் லேப்டாப் எடுத்து ட்ரை பண்ணுறான் லேப்டாப் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணும்போது அவரோட யூசர் நேமும் பாஸ்வேர்டும் தப்புன்னு வருது ஸோ யூசர் நேம் பாஸ்வேர்டு தப்புன்னு வந்த உடனே மறுபடியும் தன்னோட யூசர் நேம் பாஸ்வேர்டை வந்துட்டு சேஞ்ச் பண்ணிட்டு தன்னோட லேப்டாப் ஓப்பன் பண்ணுறா ஓப்பன் பண்ணப்போ தான் அவளுக்கு இன்னும் ஒரு பெரிய ஷாக் காத்துட்டு இருக்கு என்னன்னா பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவள் விலகி போன ஒரு வேலையில தான் இப்போ உட்காந்துட்டு இருக்கா அதை பார்த்தோன்னா அவளுக்கு பெரிய ஆச்சரியம் அதிர்ச்சி என்னடா நடக்குது ஒன்றுமே புரியலையே நம்ம ஆஃபீஸ்க்கு நம்ம தான் பாஸ் ஆகிருந்தோம் இன்றைக்கி யாரோ ஒருத்தங்க நம்ம சீட்டில் உட்காந்துருக்காங்கன்னு பார்த்தா இது பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வேண்டாம் தூக்கி ஒரு வேலையில் இப்போ நம்ம உட்காந்துட்டு இருக்கோம் இதெல்லாம் பெரிய குழப்பமாக இருக்குன்னு சொல்லி உடனடியாக நம்ம வீட்டுக்கு போகணும்னு சொல்லி வீட்டுக்கு கிளம்பி போகிறோம் அங்கே போனால் அதை விட ஒரு பெரிய ஷாக் காத்திருக்கு என்னன்னா அவரோட சிஸ்டருக்கு கையை உடஞ்சி அவரோட சிஸ்டர் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்திருக்கா ஆனால் இன்னைக்கு அவள் வீட்டுக்கு போகும்போது அவள் சிஸ்டர் ரொம்ப நல்லா இருந்திருக்கா அவள் கையில் எந்த அடியும் படலை அவள் அவங்களோட அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்திருக்கா இதை பார்த்தோன்னே லூசிக்கு பெரிய டவுட் வந்திருக்கு என்னதான் நடக்குதுன்னு அவளுக்கு ஒன்றுமே புரிய வரல இதையெல்லாம் அப்படியே வச்சுட்டு அன்னைக்கு இந்த தூங்க போயிட்டான் எதுவுமே புரியாத லூசி அடுத்த நாள் காலையில் இருந்துச்சு நேராக ஒரு சைக்காட்டிஸ்ட்டை பார்க்க போயிருக்கா சைக்காட்டிஸ்ட்டை பார்த்துட்டு டாக்டர் இந்த மாதிரி எனக்கு பல விஷயங்கள் நடந்திருக்கு நான் தூங்கி எழுந்ததுலேருந்து அன்னைக்கு ராத்திரி நடக்கிறதுக்கு எல்லாமே புதுசாக இருந்துச்சு என்னோட வீட்டில் இருந்து என்னோட ஆஃபீஸில் இருந்து என்னோட பெட்டில் இருந்து எல்லாமே வித்தியாசமாக இருந்துச்சுன்னு சொல்லி வரும்போது அவளை செக் பண்ணிட்டு எல்லாருமே சொல்லுவாங்க இல்லை இந்த பொண்ணு எந்த பொய்யும் சொல்லலை நார்மலாக தான் இருக்கா இவள் பொய் சொல்லவும் ட்ரை பண்ணல இவரோட ஃபேஸ் வந்துட்டு எதுவுமே வந்துட்டு பொய் சொல்கிற மாதிரி இல்லை ஸோ என்ன நடந்திருக்குன்னு சொல்லி நிறைய பேர் பார்க்கும்போது முன்னாடி நம்ம பேசின மாதிரி அந்த பேரல யூனிவர்ஸ் பற்றி இங்கே பேச ஆரம்பிக்கிறாங்க ஒருவேளை இந்த பொண்ணு தன்னோட இல்லூஷனில் அந்த அந்த இதில் ஞாபகத்தில் வேற ஒரு யூனிவர்ஸ்க்கு போயிருக்கலாம் அந்த யூனிவர்ஸில் இந்த பொண்ணு அதாவது இதுக்கு முன்னாடி அந்த பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணு டிசிஷன் எடுத்தப்போ இதுதான் பேரல யூனிவர்ஸ்னு சொல்கிறாங்க கிளியராக சொல்லும்போது அதாவது நம்ம இன்னொரு யூனிவர்ஸில் நம்மளோட டைரக்ஷன் சேஞ்ச் ஆகலாம் அதாவது நம்ம ஒரு முடிவு எடுக்கிறோம் அப்படின்னா அந்த முடிவு பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வேற மாதிரி எடுத்துக்கலாம் அந்த பொண்ணு அந்த ஆஃபீஸை ரிஃப்யூஸ் பண்ணாமல் அந்த ஆஃபீஸில் ஜாயின் பண்ணிக்கலாம் வேற ஒரு பாஸ் இருந்துருக்கலாம் அந்த பாஸ்கிட்ட அந்த பொண்ணு பேசுகிற மாதிரியோ அந்த ஆஃபீஸில் அந்த பொண்ணு இருக்கிற மாதிரி இருந்திருக்கலாம் அப்போ அவரோட லேப்டாப்பில் வேற ஒரு யூஸ் நேமும் பாஸ்வேர்டு இருந்துக்கலாம் இந்த மாதிரி பல விஷயங்கள் மாறி இருந்திருக்கு இந்த பேரல் யூனிவர்ஸ் இந்த விஷயத்த கடைசியாக ஒருத்தங்க சொல்லும்போது பேரல் யூனிவர்ஸ் ஒருவேளை இந்த பொண்ணு உண்மையிலேயே வந்துட்டு வேற ஒரு யூனிவர்ஸ்க்கு போயிருக்கா அவரோட கனவுல இருந்து தூங்கி எழுதும்போது சரியாயிடுச்சு எல்லாமே அப்படின்னு சொல்லி இது பேரல் யூனிவர்ஸோட ரெஃப்ளெக்ஷன் அந்த க்ளீச் அந்த அந்த அந்த சின்ன மா தடுமாற்றம் தான் இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஒரு சில பேர் இந்த பொண்ணுக்கு வந்துட்டு ஸ்கேபக் டெலிஷன் அப்படின்ற ஒரு ஒரு ஒரு ஒரு சைக்கலாஜிக்கல் அஃபெக்ட் ஆயிருக்கு அதனால தான் இந்த பொண்ணு திங்க் பண்ணா அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் சொல்லியிருக்காங்க இருந்தாலும் இந்த பொண்ணு வந்துட்டு வேற அந்த பேரல் யூனிவர்ஸை பற்றி தான் சொன்னா அப்படின்றது முன்னாடி எம்ஜி சொன்ன மாதிரி அதாவது எமான் ஃப்ரம் டாக்ன்றதும் இந்த பொண்ணு அந்த லூசியோட ஸ்டோரியும் ரொம்ப ரொம்ப ரிலேட்டடாக இருந்துச்சு இதில் இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா அவன் அந்த மேப்பில் காட்டின ஒரு விஷயம் நைன்டீன் ஃபிஃப்டி ஃபோரில் அவன் மேப்பில் காட்டின ஒரு விஷயம் அந்த கண்ட்ரியில் அதாவது ஃப்ரான்ஸில் ஸ்பெயினோட எம்பசி தான் அவங்க கான்டாக்ட் பண்ணுறாங்க அதே மாதிரி இந்த ஸ்டோரி முழுக்க நான் சொன்ன ஸ்டோரி முழுக்க நடந்தது எல்லாமே ஸ்பெயினில் தான் ஸோ இந்த லூசி உண்மையிலேயே வந்துட்டு பேரல் யூனிவர்ஸ்க்கு தான் போயிட்டு வந்திருக்கேன் இன்னொரு தடவை உண்மையிலேயே இது நடக்கணும் திரும்பவும் நடக்கணும் என்னோட பேரல் யூனிவர்ஸ்க்கு நான் போகணும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் சொல்லியிருந்ததை நிறைய கதைகளில் படித்தோம் இப்போ அதுக்கு முன்னாடி பேசும்போது அதை பார்க்கும்போது அதை போட்டிருந்துச்சு இப்போ இந்த ரெண்டு விஷயங்களையும் வச்சு பார்க்கும்போது பேரல யூனிவர்ஸ்ன்றது ஒரு தெளிவான விஷயம் அப்படின்னு புரியுது அதாவது இன்னைக்கு நம்ம சூப்பர் ஸ்டார் இதுக்கு முன்னாடி அதே பஸ் கண்டக்டராக இன்னொரு யூனிவர்ஸில் இருக்கலாம் இல்லை இன்னொரு யூனிவர்ஸில் சூப்பர் ஸ்டாரோட பேரன் இன்னொரு படத்தில் நடிச்சிட்டு இருக்கலாம் ஸோ அதாவது கிமு ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியோ இல்லை கிபி ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு பின்னாடியோ இந்த பேரல யூனிவர்ஸ் நடந்துகிட்டே தான் இருக்குது போய் நம்மளோட அந்த மில்கி வேக்குள்ளே ஏதோ ஒரு யூனிவர்ஸ் நிறைய யூனிவர்ஸ் இந்த மாதிரி கேலக்ஸி நிறைய இருக்குது அதில் ஒவ்வொரு இடத்துலையும் நம்மள மாதிரி நம்மளோட அடுத்த காப்பி அடுத்த வேலையை செஞ்சுட்டு இருக்கு அது வந்து நூறு வருஷம் முன்னாடி இருக்கலாம் இன்னும் இருநூறு வருஷம் பின்னாடி இருக்கலாம் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு ஸோ பேரல் யூனிவர்ஸ் அப்படின்றது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான தியரி பட் ஆனால் இன்ன வரைக்கும் ப்ரூவ் பண்ணல அப்படின்னு சொல்லப்படுது இருந்தாலும் இந்த இந்த இந்த இந்த விஷயம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுனால நான் தேடினேன் ஸோ எம்ஜி சொன்ன மாதிரி இன்னொரு ஸ்டோரியும் இன்ட்ரெஸ்டிங்காக உங்களுக்கு இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன் இன்னொரு நல்ல ஸ்டோரியோட நல்ல ஒரு விஷயத்தோட உங்களை நான் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ